வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு நான் வீக்கெண்டில் சாட்டர்டே என்ன நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக காட்ட போகிறேன் வாங்க தொடர்ந்து பார்ப்பேன் முதல் நான் எங்களோட தோட்டத்தை தான் காட்டுறேன் இன்றைக்கு நல்ல வெதர் ஆனால் நல்லா கொஞ்சம் காற்று அடிக்குது வெளியால் இந்த வெளியால் போயிருந்து அந்த தோட்டங்களை நாங்கள் பார்த்து தோ செய்கிற தோட்டங்களை பார்த்தாலே ஒரு எங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி வரும் இயற்கையான படைப்புகளை பார்க்கும்போது நல்ல ஒரு புத்துணர்ச்சி வரும் அந்த புத்துணர்ச்சியோடைய அந்த நாளை நாங்கள் தொடங்கலாம் இது நான் போட்டிருக்கிறது வெங்காயம் எல்லாம் நல்லா முளைச்சி கொண்டு வர்றது இலை வகையால் லீக்ஸ் டெர்மாக்கில் வீட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் மதில் கட்டுறதுல மரத்தால் இருக்கிற மதில் அதை இப்போ வளர வளர நாங்கள் வெட்டோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சரி அந்த சேப்புக்கு நாங்கள் வெட்டி விடணும் அதான் வெட்டுறோம் இப்போ அதோட இப்போ சைட்டில் இருக்கிற புல்லுவல் புல்லுவல் வெட்டி போட்டு அந்த சைட்டில் இருக்கிற புல்லுவலையும் இப்போ நாங்கள் வடிவாயிருக்கிறதுக்கு அதையும் நாங்கள் சே சேமாக வெட்டினா வடிவாயிருக்கிறோம் இன்றைக்கி ஃபேன் கேக் செய்ய போயினமெண்டு பிள்ளைய தான் தாங்களே செய்யணும் பிங்க் கலரில் மகள் வேணுமெண்டு பிங்க் கலர் போட்டு செய்கிறான் மகன் தான் செய்கிறார் இப்போ இந்த தடி தான் தடியால் செய்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் ட்ரை பண்ணுறார் எங்களுக்கு அது சரி வராது நாங்கள் தோசைக்கல்லில் செய்கிற மாதிரி செய்கிறது இது வேறு ஒரு ப பத்து பதினோரு மணிக்கு சாப்பிட்டுட்டு ரெண்டாக்கி லஞ்சுக்கு நான் லஞ்சுக்கு முதல் கொஞ்சம் நான் க்ளீனிங் வேலை இருக்குது பெட்ரூமில் இருக்கிற போர்வையில் எல்லாத்தையும் துவைக்கிறதுக்கு மாற்றி நான் மாற்றி போட்டு புதுசாக போட்டுட்டு கூவார் பிடிச்சி ரூமை க்ளீன் பண்ணிடுறேன் இப்போ இன்றைக்கு நான் லஞ்ச் தான் தொடங்க போகிறேன் லஞ்ச் சமையலுக்கு அதுக்கு முதல் நான் கொஞ்சம் வாழைப்பழம் இருந்தது பழுத்துட்டு அப்போ அதுக்கு பின்னேரம் சுடலாம் வந்துட்டு நான் வாழைப்பழ பனியாரம் வேப்பன் செய்கிறதுக்கு தான் முதல் செய்து வைக்க வச்சா தான் நல்லா பொங்கும் அப்போ அதால் முதலே நான் எல்லாத்தையும் குழைச்சி வச்சுட்டு இவை சின்ன ஆக்களுக்கு நூடுல்ஸ் பெஸ்ட்டாக விற்கிறேன் ஃபஸ்ட்டு அவங்க கோழியும் போட்டு பிரட்டுறதுக்கு அதோட எங்களுக்கு கோழி கோழி கால் வாங்கி தூள் உப்பு எல்லாம் போட்டு புரட்டி போட்டு அவனுக்குள்ளே வைக்கிறதுக்கு ரெடியாக்குறேன் அப்போ சின்னாக்களுக்கு நான் கோழி தசை மட்டும் வாங்கி சின்னனா வெட்டி போட்டு இப்போ வதக்கி போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கி போட்டு பால் மஞ்சள் தூள் சீஸ் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி போட்டு அந்த அதுக்குள்ளே அவிச்ச பெஸ்ட்டாவை நாங்கள் போட்டு கிண்டி போட்டு அதுக்கு மேலாலையும் சீஸ் போட்டால் நல்லா இருக்கும் அது பிள்ளைய சாப்பிடுவீங்க கோழிக்கு ஒரு இறவாசி அவிஞ்சாப்புறாங்க இற பதத்துக்கு அவிஞ்சாப்புறாங்க நான் இப்போ உருளைக்கிழங்க இப்படி சின்ன துண்டாக வெட்டி போட்டு மஞ்சத்தூள் மிளகாய் எல்லாம் போட்டு அதோட அவங்க கோழியோடு சேர்த்து போடுவேன் நல்லா இருக்கும் போட்டால் இப்போ பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் வெளியே வெதர் நல்லா இருக்கக்கூடிய வெளியால் விளையாடினேன் நான் உள்ளுக்கு இருந்து சமைச்சு கொண்டிருக்கிறேன் அதோட இன்றைக்கி இறாலும் முருங்கைக்காயும் குழம்பும் செய்வோம் வந்துட்டு தான் முருங்கைக்காய் முதல் நாங்கள் வெங்காயம் கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு வதக்கி போட்டு முருங்கைக்காயும் போட்டு வதக்கி போட்டு குழம்பு வைக்கிறேன் பாதிக்கான குழம்பு வச்சாச்சு பாருங்கள் ராள முருங்காய் நல்லா எண்ணெய் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கு கோழியோட உருளைக்கிழங்கும் பாருங்க இப்போ நல்லா வெந்துட்டுதா கோழி இப்போ பிள்ளைய சாப்பிடணும் மாத்தியானம் இந்த துவைச்ச உடுப்பு எல்லாத்தையும் வெதர் நல்ல பிடிக்க வழியாக அழகாய போட்டுட்டு வேலை கொஞ்சம் முடிஞ்சு மத்தியான வேலையை அப்போ சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன் ஏன்னா குக்கு வித் கோமாளி இப்போ பார்க்குறதுக்கு விருப்பம் அப்போ அதையே நான் நான் பார்க்குறேன் நான் விடாமல் பின்னேற பார்த்தீங்கன்னா குழச்சி வச்ச வாய்ப்பன் பதத்துக்கு வந்துட்டு இப்போ பறக்கிறேன் பார்க்குறீங்க பொறிக்கிறேன் நல்லா புஸ் புஸ் அண்டு நல்லா உருண்டையாக வந்துட்டுது நல்லாவே இருக்குது இன்றைக்கு பொறிச்ச வாய்ப்பேன் அதோட பின்னேரம் தேத்தனியும் வாய்ப்பேன் தான் இன்றைக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா இதோட முடியுது வீடியோ கிளிப் இந்த நாள் இன்றைக்கு இப்படி போச்சுது இன்னும் ஒரு வீடியோ கிளிப்பை சந்திப்பேன் பாய்